நற்றிணையின் வெற்றிப்படிகள் இந்த வாய்ப்பை அளித்த நற்றிணை குடும்பத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆ சித்தார்த் நான் ஐந்தாம் வகுப்பில் அரசு ஆரம்ப பள்ளியில் படிக்கின்றேன் நான் பேச வந்துள்ள தலைப்பு நம் வாழ்க்கை நம் கையில் இந்த தலைப்பில் நான் பேச நீங்களே உங்களின் முதல் நண்பன் நமக்குள்ளே மகத்தான சக்தி இருக்கிறது என்று உணருங்கள் உயிரோடு இருப்பது என்பது வேறு கோடு இருப்பது என்பது வேறு நடுவில் வாழ்வதுதான் வாழ்க்கையின் கலையே அடிந்துள்ளது இப்படிப்பட்ட ஒருவரால் தான் போர்க்களத்தின் நடுவிலும் புல்லாங்குழலத்தை ரசிக்க முடியும் நெருப்பு குண்டத்தில் அமர்ந்து கொண்டு நிலவை ரசிக்க முடியும் வாழ்க்கை இப்படி இப்படிப்பட்டது நம்ம வாழ்க்கை பத்தி இருக்கு நம்ம வாழ்க்கைக்கு வாழ்க்கையை பத்தி ஒரு உண்மை சம்பவம் கேட்போமா படித்து தங்க